குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து முத்ரானா என்ன அதன் பயன்கள் என்ன அது ஏன் அது வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பயிற்சி செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஜீவகாண்ட பயிற்சியை பற்றி ஒரு வீடியோ சில பகுதி போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து தியான முறை செய்வார் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக பிகினிங் யாருமே பண்ணாதவங்களை கூட அதை வந்து உங்கள் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த முட்ரா என்ற முறை உபயோகமாகும் அதாவது நீங்கள் இங்கே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த படங்கள் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா முட்ரா என்ன என்ன முட்ரா என்றால் அடக்கம் அதாவது விரல்களை பயன்படுத்தி முட்ரானா ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லைங்களா அந்த எனர்ஜி வந்து ஒரு ஃப்ளோலேயே கொண்டு போகிறது சொல்லப்போனால் உங்கள் விரல்கள் இருக்குல்ல உங்கள் விரல்கள் வந்து பஞ்சபூத சக்திகளை கொண்டடக்கியுள்ளது சுண்டு விரல் சுண்டு விரல் வந்து நீரின் நீரின் சக்தியையும் மோதிர விரல் வந்து நிலத்தின் சக்தியையும் நடுவிரல் ஆ அதாவது நடுவிரல் வந்து ஆகாயத்தின் சக்தியையும் ஆட்காட்டி விரல் வந்து நெரு காற்றின் சக்தியையும் பெருவிரல் வந்து நெருப்பின் சக்தியும் கொண்டிருக்கிறது அதாவது பஞ்சபூர சக்தி உங்கள் விரல்களில் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட பஞ்சபூர் இந்த குறிப்பிட்ட விரல் வந்து அதாவது ஆட்காட்டி விரல் வந்து பெருவிரலை நம்ம டச் பண்ணும்போது பல பேர் வந்து உபயோகப்படுத்துகிற பார்த்துருப்பீங்க நார்மலாகவே யாராவது ஒரு தியானத்தில் உட்காண்டாவே தானாகவே சில பேருக்கு வந்து தானாகவே கையில் போயிடுச்சு ஆனால் சில பேர் பார்த்துருப்பாங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு நம்ம கையில் போயிடுச்சு ஏன்னா நான் நீரின் சக நெருப்பின் சக்தியும் காற்றின் சக்தியும் ஒன்றுபடுத்துவது ஞான முட்ரா ஞான முட்ரா என்ன செய்யும் உங்கள் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு அது எப்படி உபயோகப்படுதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் முட்ராவை எப்படி அதை அந்த உபயோக அந்த முட்ராவை நீங்கள் செய்யும்போது குறைந்தது ஒரு பத்து நிமிடம் செஞ்சால் போகிறீங்க தொடர்ந்து யார் யாரெல்லாம் செய்து வராங்களோ ஒரு ஒரு மாதம் ஒரு வாரத்துலேயே உங்களோட உணர முடியும் அண்டாவது ஒரு ஒரு உடம்புல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் நீங்கள் எந்த முட்ராவை செஞ்சாலும் நிச்சயமாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் எந்த வெள்ளம் வந்து தொடரீங்களோ அதில் ஒரு உணர்வு ஏற்படும் இந்த ஒவ்வொரு முட்ராவும் ஒவ்வொரு வித அந்த நோயையோ சில பிரச்சனைகளையோ உங்கள் உடம்பில் குணப்படுத்துவது சிலவற்றை அதிகப்படுத்தி அதாவது அவங்க கிரியேட்டிவ்னஸ் சொல்கிறாங்க அதாவது சில அப்புறம் வந்து அறிவு கூர்மை கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாதவங்களே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஞான முட்ரா அப்புறம் வந்துட்டு என்றைக்குமே ம மனம் வந்து நீங்கள் தியானத்தில் உட்காண்டா எல்லாருக்குமே எங்கள் பாதி பேருக்கு அழைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைனா இவங்களா ஒன்று நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஞான முட்ரா எந்த முட்ரா வேணாலும் பயன்படும் அது வந்து ஒரு மன குவிப்பை உண்டு செய்கிறது இவங்களுக்கெல்லாம் முட்ரா பயன்படும் சில பேர் என்னப்பா நான் ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முட்ரா முட்ரானா என்னென்னா கரண்ட் ஒரு இப்போ ஒயரில் கரண்ட் அந்த கரண்ட்டில் வந்துட்டு வேகமாக பாயிடல ஆம்பிளிஃபை பண்ணிடல ஒரு சாலமெலாம் போடுறோம் வேகமாக ஆம்பிளிஃபை பண்ணி விட்றோம்ல அதே மாதிரி தான் முட்ராங்கிறது ஒரு உங்களால் ஒரு உணர முடியாத விஷயத்தை வந்து வேகமாக ஒரு செயல்படுத்த வைக்கிறது ஒரு வைப்ரேஷனே இல்லையா அந்த முட்ரா நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து அதெல்லாம் சே லேசாக மனக்குவிப்பு வச்சிங்களாலும் போகணும் சில நேரத்தில் மனக்குவிப்பு நீங்கள் வைக்கலைனாலும் தானாகவே நிறைய அதோட வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும் உடம்பில் வந்து உடம்பில் வந்து நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க எப்போ வந்து ஹீட்டு உடம்புல என்றைக்குமே ஹீட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் ஹியூமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அதாவது வாதம் பித்தம் கபம் மூன்று விதத்தால் மட்டும் ஆயுர்வேத முறைப்படி மூன்று விதத்தால் மட்டும் நோயே வருது வாதம் தான் என்ன நீங்கள் உங்களோட மூட்டு வலி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா உங்களோட நீங்கள் வந்து கைகளை அசைக்கிறது தசை நார்கள் நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாமே வாரத்தில் வரும் பித்தத்தில் வந்து உங்கள் செரிமான பிரச்சனைகள் ஹார்மோன் சுரக்கும் பிரச்சனைகள் இதெல்லாமே பித்தம் கபத்தில் கபம் என்ன சொன்ன நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே கபம் எவன் ஒருவன் பா வாரம் பித்தம் கபம் சமமான நிலையில் வைக்கிறானோ அவனுக்கு எந்த நோயும் வர்றதில்லை அதில் இருக்கிற இந்த ஐந்து விரல்கள் ஐந்து விரல்களும் இந்த வாரம் பித்தம் கபத்தை எடுக்குது அதாவது வாயு முட்டான்னு இருக்கு உங்களுக்கு வாயு தொல்லை இருக்கா வாயு முட்ரா பயன்படுத்துங்க அந்த வாயு முட்ராங்கிறது வந்துட்டு வாயு முற்றாங்கிற படத்தில் இங்கே நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க அதாவது ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா ஆட்காட்டி விரலின் தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று அந்த காற்றின் சக்தியை அந்த அந்த பெருவிரலால் கொண்டு அழுத்துவது அழுத்தும் போது அதாவது நெருப்புங்கிறது வந்து அந்த காற்றை வெளியில் தள்ளுதான் இது வந்து உடம்பில் நீங்கள் அதை நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் உங்களால் உணர முடியும் அது குறைந்தது ஒரு மாதமாக செய்யணும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் இயல்பாகவே நீங்கள் எந்த முற்றா செஞ்சாலும் இம்யூன் பவர் அதிகரிக்கிறது முட்ராவுக்கு அளவு கடந்த சக்தி இருக்குங்க எல்லாருமே சாதாரண நீங்கள் ஓடும் போகிறோ நிற்கும் போகிறோம் கொஞ்சம் உட்காந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கீங்களா கையில் ஒரு பக்கம் முட்ரா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் செய்யுங்க அதன் ஆற்றல் உங்களால் உணர முடியும் சில நேரங்களில் அப்புறம் இன்னொரு முட்ரா இருக்குது லிங்க முட்ரா முட்ராங்கிறத வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது நான் அதை வந்து ஒவ்வொன்றுக்கா விளக்க ஆரம்பிச்சுன்னா அந்த வீடியோ முடியாது படம் மாதிரி ஓடும் சரிங்களா லிங்க முட்ரா இல்லை லிங்க முட்ராங்கிறது வந்துட்டு கைகளை அனைத்து விரலையும் குவிச்சுக்கிட்டு அந்த படத்துலேயே வரும் பாருங்கள் ஒரு பெருவிரலை மட்டும் எடுத்துக்கிறது இதில் வந்து உடம்புல உங்களை மென்டல் அதாவது டெப்ரெஷன் மென்டல் டெப்ரெஷன்லாம் இருக்கா உங்களுக்கு ஒரு மனச்சோறு மனக்கவலை இதெல்லாமே இருக்கா ஆஸ்மா பிரச்சனை சளி பிரச்சனை இதை எல்லாமே வெளியில் தள்ளுவது இந்த லிங்க முட்ரா எல்லா அதாவது உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த முட்ராவில் காது வலி கண் வலி கண் பின்பற்றப்பட்ட பிரச்சனை இம்யூன் பவர் இது எல்லாத்தையும் முட்ராவினால் குணப்படுத்தி விட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன் இம்யூன் பவர் அதிகரிக்கும் அதுக்கான வைப்ரேஷனும் உங்கள் உடம்புல இந்த பஞ்சபூர கை வெறும் விரலினால் செய்ய முடியும் இதற்கு என்ன வேணும் நீங்கள் தொடர்ந்து அதுக்கான பயிற்சி மட்டும்தான் வேணும் நான் உனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் ஆசியா காண்டத்தில் ஒரு ஒரு முறை வணக்கம் சொல்லுவார் யாருனாலும் வணக்கம் என்று அனைத்து விரல்களையும் குவித்து சொல்லுவோம் இதுக்கு பேர் அஞ்சலி முட்ரான்னு சொல்கிறாங்க அஞ்சலி முட்ராவாம் அஞ்சலி முட்ரா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது மனதுகளை ஒரு எனர்ஜியை பார்த்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது அதுதான் அஞ்சலி முட்ரா ப அதாவது பல வகையான முட்ராக உங்களுக்கு சில பேர்லாம் அதிகமாக இருக்கிறாங்க எனக்கு வந்து சில நல்ல அந்த காமிச்சை வந்து குறைக்க முடியல அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல மனத்தை மனதை வச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தான் என்னோட அந்த இச்சைங்கிறது அதிகமாக இருக்குது அதற்கு கூட ஒரு முட்ரா இருக்குது காம ஜெய முட்ரா காம ஜெய் முட்ரா தேடி பாருங்கள் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கூகுளில் போயிட்டு முட்ரா ஃபார் இப்போ வந்து ஐ விஷன் அப்புறம் வாயு அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள் ஏன்னா நிறையா முட்ரா இருக்குது அதெல்லாம் விளக்கிட்டு இருக்க முடியாது முட்ரானா என்ன முட்ராங்க அப்படி இன்னொன்று சொல்கிறேன் முட்ரா வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கைகளையும் பாருங்கள் அதுவும் ஒரு முட்ரா தான் ரஜினி அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவது நீங்கள் பாபா முட்ரான்னு சொன்னீங்க அது பேர் பாபா முட்ரான்லாம் இல்லை அது பேர் அபான முட்ரா அந்த அபான முட்ரான்ற உடலில் இருக்கிற டாக்ஸின் அதாவது கெட்ட வி விஷயம்லாம் வெளியில் தள்ளும் சரிங்களா அது பேர் அபான முட்ரா அப்புறம் நீங்கள் புத்தரின் கைகளில் புத்தர் எப்பயுமே ஒரே அந்த ஐந்து வரலையும் தனக்கு ஆட்சி வழங்காமல் காமிச்சிருப்பார் இது பேர் அபய முட்ரா அபய முட்ராங்கிறது வந்துட்டு பயமே இல்லாத தன்மையும் ஒற்றுமையின் ஒற்றுமை ஒற்றுமையையும் சொல்கிற முட்ரா அபாய முட்ரா அபய முட்ரா இது இந்த முட்ரா முறைய பாருங்க இதில் வந்து இதில் வந்து என்றைக்குமே ஒரு விஷயத்தை இந்த வீடியோ போடுறேன்னா அதை வந்து அனுபவம் இல்லாமல் நான் போடவே மாட்டேன் அப்படின்னா எல்லாமேவா நீ உட்காந்து செஞ்சுட்டு இருக்க நிறையா போட்டேன்னு கேட்குறீங்க ஒரு காலத்தில் செய்தேன் சரிங்களா அதில் உணர்ந்தேன் அதனால தான் நான் இப்போ நான் இருக்கேன் இதை வந்துட்டு இந்த முறை இருக்கு இல்லையா ஆங்கிலேயர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்காரங்க பார்த்தா தெரில நீங்கள் சிவனின் படங்கள் பாருங்கள் ஒரு கடவுளின் படங்களில் சிவன் பெரும்பாலுமே சிவனின் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கைகளை மடக்கி உட்காந்து தியானம் செய்கிற முறை இருக்கும் சரிங்களா நிறைய லிங்க வடிவத்தில் பார்க்கலாம் சரிங்களா நிறைய கோயில்களில் சிற்பங்களில் இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது முத்திராகிறதுக்கு இருண்டிருக்குது அதை செய்திருக்கிறார்கள் அகஸ்தியரின் அவர்கள் பாருங்கள் அந்த சிலையை வடிவத்தை பாருங்கள் அவர்கள் எல்லாமே முத்ராவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது இப்போ முத்ராங்கிறது தெரியாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது அறிதலை விட புரிதலை விட செயலே சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் என்றைக்கு ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அன்னைக்கு தான் குறித்த தேடல் அதிகமாக இருக்கும் இது வந்து நான் சொன்னது வந்து இந்த முடராப்பட்டு நூற்றுல ஒரே ஒரு துவி தான் இதை பற்றி நீங்கள் படிக்கும்போது அதை அனுபவமாக செய்யும் போது மட்டும்தான் உணர்வீங்க சந்தேகம் இருந்தால் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றி ஓம் சேவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சேவோம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க